ஹலோ இன்றைக்கி நம்ம சாக்லேட் கேக் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் இது வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற கேக் முதல்ல ப்ரெஷர் குக்கர் உள்ள சால்ட் போட்டு அதில் ஒரு இப்போ தட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வந்து ஹீட் ஆகட்டும் கேஸ்கெட் மூடியில் வந்து கேஸ்கெட் எடுத்துருங்க எடுத்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் வெயிட் போடக்கூடாது இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் மைதா ஒரு cup powder sugar cocoa powder ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கிலோ வெண்ணெய் நூறு கிராம் பால் ஐம்பது மில்லி அது வந்து ஒரு கால் கப்பு வருது பட்டர் வந்து அரை கப்புக்கு கொஞ்சம் மேலே ரெண்டு முட்டை பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நான் முட்டை நல்லா அடிச்சுக்கலாம் நல்ல நுர வர வரைக்கும் இப்போ அடுக்கிறதுல தான் வந்து கேக்கோட சாஃப்ட்னஸ் இருக்குது இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் அடிச்சுக்கலாம் இப்போ நல்லா முட்டை நுற வர வரைக்கும் நம்ம அடிச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம பட்டர் மிக்ஸ் பண்ணலாம் இது மெல்ட் பண்ண இருக்கிறதுனால நம்ம உருக்கின உருக்கினதுனால சீக்கிரமாக வந்து ஆகிடும் கெட்டியும் வந்து நம்ம கெட்டி பட்டரும் போடலாம் பட் கொஞ்சம் லேட்டாகும் அது இதையும் வந்து நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ நம்ம வெண்ணையும் முட்டையும் சேர்த்து அடிச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிவிடுங்க அதையும் வந்து நல்லா இது நம்ம வந்து பவுடர் பண்ணதுனால இது சீக்கிரம் ஆகிடும் இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதில் இப்போ நம்ம சுகர் நல்லா கலந்துட்டோம் இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா கலக்கிடலாம் இப்போ நம்ம ஒரு ஜல்லடை எடுத்து அதில் ஒரு கப் மைதா வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொக்கோ பொடியும் வந்து நம்ம இதில் கொட்டிக்கலாம் பேக்கிங் பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா ஜலிச்சிடலாம் இப்போ நம்ம எல்லாம் மூணும் சேர்த்து ஜலிச்சுட்டோம் இப்போ வந்து இந்த மைதா வந்து நம்ம முட்டையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம் நம்ம வந்து இது ஒரு மூணு தடவை வந்து இந்த மாவை நம்ம பிரித்து நம்ம போட்டு கலக்கிடலாம் கட்டி இல்லாமல் கலக்கிடுங்க இப்போ நம்ம கேக் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லா மாவும் வந்து லம்ப் இல்லாமல் கலக்கியாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் வந்து இந்த கேக் மிக்சர் வச்சிடலாம் உள்ள இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் நம்ம சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஆறுன பின்னாடி நம்ம தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு நீங்களும் வந்து இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் இது இந்த அளவு வந்து ரொம்ப நல்லா வருது சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து இதே அளவில் செஞ்சு பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது நல்ல சாஃப்டாக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ